வணக்கம் இப்போ நாம் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இப்போ செல் கால் இருக்குது அதனால தான் பார்க்குறக்கு எல்லா கேண்டிலுமே வந்து ரெட் கலரில் வந்திருக்கு இது வந்து previous day actually selling trend start ஆனது அந்த ட்ரெண்டுடைய இம்பேக்ட் தான் உங்களுக்கு இன்றைக்கி நைன் ஃபிஃப்டீனுக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் அந்த ரெட் கலரில் இருக்குது இப்போ டைம் வந்து நைன் சிக்ஸ்டீன் ஆகுது ஒரு ஒன் மினிட் கழித்து இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு அதாவது பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு பை கால் ஜெனரேட் ஆனதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிலே வந்து க்ரீன் கலரில் வந்து ஓப்பன் ஆகுது அதே சமயத்தில் பக்கத்தில் பை எட்டுன்னு ஒரு லைன் வருது fifteen thousand eight nought nine point ஃபிஃப்டியில் பை பண்ண சொல்லியிருக்கு மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா first target second target line fifteen thousand eight forty nine தான் ஃபஸ்ட் ஆரட் ஸோ நம்ம இப்போ அதுதான் பிரேக் அவுட் பண்ண போதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் வந்து ஏறுது அப்படின்னா பையிங் ட்ரெண்டாகவும் இறங்குதுன்னா செல்லிங் ட்ரெண்டாகவும் நமக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் அப்படி தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டியில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல நைன் சிக்ஸ்டீனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் ஷார்ட்டில் பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் நாட் நைனில் ஜென்ரேட் ஆனது இப்போ ஃபிஃப்டீன் எயிட் டுவெண்ட்டியில் ட்ரேடிங் போகுது பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் டே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோசிங்க்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஜூன் டுவெண்ட்டி நைன்த் இன்னைக்கு ஜூன் தேர்ட்டியத் ஓப்பன் ஆனது அதே ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு நமக்கான இன்னைக்கு இன்ட்ராடேக்கு ஃப்ரெஷ்ஷாக கால் கிடச்சது நிஃப்டியில் தான் வந்து கால் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால் நிஃப்டியில் கிடைச்ச இந்த பைக்கால் எப்படி வேலை செய்யுது இந்த நிஃப்டியில் கிடைச்ச இந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரோட நமக்கு விஷுவலாக பார்க்குறதுக்கு புரிகிற மாதிரி இது வந்து ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு ஓகே ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா கேண்டில் கலர் மோதம் மாறும் மாறின நெக்ஸ்ட் செகண்ட் டே உங்களுக்கு கால்ஸும் வந்து கிடச்சிரும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக வந்திருக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் வந்து நிஃப்டியில் ஜெனரேட் ஆகிருக்கு ஸோ இந்த ஜெனரேட்டான இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மார்க்கெட்டில் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டீன் ஆகுது கிட்டத்தட்ட நமக்கு ஒன் ஹவர் கழித்து தான் ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு டென் ஓ கிளாக்கே திடீர்னு மார்க்கெட் ஒரு கேப் அப் வந்துச்சு அதில் ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்தாலும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல இப்போ டென் ஃபிஃப்டீனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியில் இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டியில் பைக்கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Nifty weekly option fifteen thousand five hundred call option இது ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி எயிட்டில் ப்ரீவியஸ் டேயே பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பட் ஆனால் நம்மளால் இன்றைக்கி இன்ட்ராடேயில் எடுத்துக்க முடியாது பட் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இன்ட்ராடேல இன்றைக்கி நம்ம பை கால் இந்த இந்த மணி ஆப்ஷனில் எடுத்திருந்தோம்னா டூ எயிட்டியில் எடுத்திருப்போம் அது நமக்கு த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கி நைன் சிக்ஸ்டீனுக்கு டூ எயிட்டி வந்து கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதே அதுக்கு ப்ரீவியஸ் கால்லாம் பார்த்தீங்கன்னா அது செல் கால் காட்டுது டூ செவன்ட்டி அந்த பை காலுக்கு ப்ரீவியஸ் கால் அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பை கால் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கும் நீங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை ஃப்யூச்சரில் வர்ற இந்த பை பேஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும்